அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாஷிங்டனில் இருந்து அட்லாண்டாவுக்கு செல்வதற்காக சிறப்பு விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் விமானத்தில் ஏற முயன்றபோது மூன்று முறை தடுமாறி கீழே விழுந்தார் சுதாரித்து எழுந்த அவர் பயணத்தை தொடர்ந்தார் இது குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரீனா ஜீன் பியரி கூறுகையில் ஜோ பைடன் விமானத்தில் ஏற முயன்றபோது பலத்த காற்று வீசியது அதனால் கால் இடறி அவர் விழுந்திருக்கலாம் அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை நல்ல உடல் நலத்துடன் உள்ளார் என்றார்